ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுவும் பார்டர்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் சிக்ஸ்டி எயிட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரியில் நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி டசல்ஸ் போட்டு வச்சுருக்கோங்க பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடு பிங்கிஷ் ஆரஞ்சில் வருங்க இதோடைய ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா point seven meter with of the sari and ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா forty five point five inches above body of சாரியோடைய length five point five meter இருக்குங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூர் சில்க் சாரீங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் next sari number sixty nine same pattern second colour sari body of sari yellowலையும் எல்லோலையும் பழுவன் பிளவுஸ் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே வருங்க அண்ட் இந்த சாரியோடைய ஆஃபர் ப்ரைஸ் யூஸ்வலாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸாக ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க நிறைய பேர் வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் நிறைய போடுங்க டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குது ஸோ அதுக்காகவே இந்த ஆஃபர்லாம் நம்ம இப்போ போடுறோம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ஐயாயிரத்தி அறுநூறுபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்கும் sari number seventy same pattern third colour sari body of sari கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீம் கலரில் இருக்கும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் pallu blouse blue colour number number one next pattern body of sari lavender கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பீச் கலர்லேயும் இருக்குங்க இதுலேயுமே கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அண்ட் புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் sari number seventy two same pattern second colour sari pallu and blouse க்ரீன் டபுள் ஷேடில் வருதுங்க லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெண்டு மிக்சிங்கில் இருக்கிறதுனால டபுள் ஷேடில் வருது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுமே க்ரீம் கலர் தான் பட் இந்த க்ரீம் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க கலரில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்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 number seventy seven பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க காஃபி ப்ரௌனில் இருக்கும் இந்த சாரியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் ஜரியில் இருக்கும் ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் ஜரி ஹஃபைன் ஜரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் தாராளமாக நீங்கள் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைட்லையுமே இருந்து த்ரெட் எடுத்து கூட நீங்கள் வீட்லேயே தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபோனில் அதாவது ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கண்டிப்பாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது sari number seventy eight body of sari blue ink blue பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் ஸோ இதோடைய ப்ளவுஸுமே நம்ம கட் பண்ணி வந்து நம்ம போட்டிருக்கோம் டசல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதை செப்பரேட்டாக உங்களுக்கு காட்டுறேன் சில சாரீஸில் வந்து டெசல்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க சில சாரீஸில் இல்லை நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டெசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டெசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari number seventy nine body of sari teal blue பழுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலருங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க அண்ட் இதெல்லாமே pure silk three ply thread ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரி உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ எதிர்பார்க்க வேண்டாங்க இது pure silk so pure silk ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க next sari number eighty eight zero பழுவன் blouse steel blue body of sari pink colour இந்த பாடியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக பேஸ்டல் ஷேடில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வந்துடும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் ஜெரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க next sari number eighty one pallu and blouse royal blue body of sari pink colour ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் குட்டாஸ் இருக்குங்க எல்லா சாரியிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கும் same as pallu next sari number eighty two இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க தாராளமாக இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீ நம்பர் எயிட்டி டூ பல்லுவன் ப்ளவுஸ் லெவண்டர் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சாரியில் புட்டாஸ் இருக்குங்க next sari number eighty three பலுவன் blouse violet body of sari beige colour இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கதாங்க செய்யுது ஸோ அதுக்கு கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க குவாலிட்டிக்கும் பா ரிட்டன் பாசிபிள் இல்லை அண்ட் கலர் வேரியேஷனுக்கும் ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க sari number eighty four pallu and blouse navy blue body of sari brick red கலருங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவைலபிலிட்டி மட்டும் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அவைலபிளாக இல்லையான்னு மட்டும்தான் சொல்லுவோமே தவிர உங்கள் நம்பர் நம்ம நோட் பண்ணவே மாட்டோம் இதே புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நம்பர் நோட் பண்ணுவோம் அது அவைலபிளாக இருந்ததுன்னா உங்கள் நம்பர் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்குவோம் sari number eighty five body of sari blue பல்லுவன் ப்ளவுஸ் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லுவர்க்கு இருக்குங்க next sari sari number eighty six பலூன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லையும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோவில் இருக்குங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசான் பல்லு ஒர்க் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க and next sari and last sari இந்த video sari number eighty seven body of sari purple பல்லுவன் பிளவுஸ் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க இந்த வீடியோவில் பார்த்த எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அந்த சாரீ கோடு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு சொல்ல முடியும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் அண்டு எந்த பிளேஸ்லேருந்து நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்கங்கிறதும் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்